இந்த நிகழ்ச்சி மூலம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் சந்தோஷப்படுறோம் இந்த இந்த விளம்பர programme Indira Gandhi national open university regional centre Cochin மூலம் உருவாக்கப்பட்டிருக்குது இதில் வந்து நாங்கள் relevance of CHR CAHT in employment scenario அதாவது certificate in human rights certificate in anti human trafficking இந்த ரெண்டு ப்ரோக்ராமை பற்றி நாங்கள் இந்த ப்ரோ இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் in this promotional meeting will be sharing about the relevance of certificate in human rights and certificate in anti human trafficking in employment scenario அதாவது certificate hu in human rights மற்றும் certificate in anti human trafficking இந்த ரெண்டு ப்ரோக்ராமை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு ப்ரோக்ராமுமே certificate programmes of Indira Gandhi national open university offer in two cycle of admissions January and July இப்போ வந்து ஜூலை அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்குது ஸோ இந்த ரெண்டு ப்ரோக்ராமை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ளஸ் நம்ம வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இந்த இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுல ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்ற சட்டத்தினால நிறுவப்பட்டது அதனால இதுல கொடுக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே it's recognized so there is no need for you to worry to uh, see whether it is a recognized program approved by UGC and the like so இது you ரெகக்னைஸ் ப்ரோக்ராமாக இருக்கனால நீங்கள் சந்தேகப்படாமல் இதில் சேர்ந்து நீங்கள் படி படிக்கலாம் இந்த Indira Gandhi national open university அதாவது இக்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் தொலைந்து போன ஒரு கல்வி வாழ்க்கையை திருப்பி கொடுக்கறது இதோட நோக்கமாகும் நம்ம வாழ்க்கையில கூட இல்லை சில சமயம் நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரை காணப்பட்டுரும் ஒரு பழைய கான்டாக்டை காணப்பட்டுரும் சில சமயம் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்த்தோம்னா அதே மாதிரி ஏதோ ஒரு பொருளை காணப்பட்டிருப்போம் சரி ஓகே அது காணப்பச்சு நம்ம வேற ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு மனசுல தோணிட்டு இருக்கும் போது திடீர்னு எதையோ எதையோ அடுக்கும்போது அந்த பொருள் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் தொலைந்து போன ஒரு கல்வி வாழ்க்கையை நம்ம திருப்பி கிடைக்க போகுது அப்படின்றதே ஒரு சந்தோஷம் அதை கொடுக்கறதுக்கு தான் இந்த இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்க இந்த இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர்கல்வியை கற்ற மற்றவர்களின் வீட்டு வாசலில் கொண்டு செல்வதன் மூலம் ஜனநாயகப்படுத்துதல் அதாவது டு டெமோக்ரட்டைஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி வயது பகுதி மதம் மற்றும் பாலினம் ஆகியவற்றை பொருள்படுத்தாமல் படிக்க விரும்பும் அனைவருக்கும் உயர் தரமான கல்வியான அணுகுதலை வழங்குதல் ஸோ உங்களோட இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு நான் ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருக்கேன் எங்கள் வீட்டிலலாம் வெளியிலலாம் விட மாட்டாங்க எங்களோடது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஸ்டில்ங்க நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே படிக்கலாம் வீட்டில் இருந்துகிட்டே படிக்கிறது தான் education at your doorstep அப்படின்னு சொல்கிறது தாங்க இந்த இந்த இக்னோட நோக்கமாகும் அது மாதிரி ஒவ்வொரு பாடநெறிக்கும் தொழில்முறை மற்றும் தொழில்சார் நோக்கு நிலையை வழங்குவதன் மூலம் தேவை அடிப்படையிலான கல்வி திட்டங்களை Indira Gandhi national open university வழங்கிட்டு இருக்குது ஸோ இது மூலம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இந்த இப்ப இக்னோட ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்களேன் டவுன்லோட் அது ஃப்ரீ டவுன்லோட் தான் அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா W W W dot IGNOU dot AC dot IN அப்படின்னு நீங்கள் போயிட்டு அது வலது புறத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்னு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு எடுத்துகிட்டு போவோம் ஒரு லிங்க்கு அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் it's a free download so apply prospectus can be downloaded from W W W dot IGNOU dot AC dot IN நீங்க இந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நீங்க படிச்சு பார்க்கும்போது இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல it will talk about the brief about the programme the what are the subjects on offered இந்த ப்ரோக்ராம் அப்புறம் வாட் இஸ் அ பாசிபிலிட்டி அது கீழே வந்து யார் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம சேர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா அது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க மற்றும் கல்வி தகுதி that is eligibility criteria And also the fees to be paid so இந்தியாவில் தொலைதூர கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கிறது தான் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட ஒரு அப்ஜெக்டிவ் ஒரு நோக்கம் So you were just listening that Indira Gandhi National Open University was established by the Act of Parliament to achieve the following ob- objectives. அதாவது democratizing higher education by taking it to the doorstep of the learners, providing access to high quality education to all those who seek it, irrespective of age, region, religion, and gender, offering need-based academic programs by giving professional and vocational orientation to the course, and promoting and developing distance education in India so இந்த இன்னைக்கு நான் ரெண்டு ப்ரோக்ராம் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒன்று வந்து சர்டிஃபிகேட் இன் ஹியூமன் ரைட்ஸ் அடுத்தது வந்து certificate in anti human trafficking so இந்த மனித உரிமைகள் திட்டத்தில் சான்றிதழ் இதை பற்றி நம்ம நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு innovating learning project of sixteen credit spread over two courses அதாவது இந்த மனித உரிமைகள் திட்டத்தில் சான்றிதழ் அப்படின்றது ரெண்டு பாடத்தலைப்பு கொண்டு பாடத்துல மொத்த மதிப்பு பதினாறு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரோக்ரா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு வந்து எட்டு கிரெடிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு புதுமையான தொகுப்பா இருக்கும் இப்ப நம்ம எல்லாருமே நான் எனக்கு எனக்கு என்ன ரைட் தெரியுமா உனக்கு என்ன ரைட் இருந்து நீ எனக்கு என்ன இப்படி கேட்குற அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப நம்ம வண்டியெல்லாம் ஓட்டும் போது கூட என்ன நம்மளுக்கு சொல்லி தருவாங்க ஜென்ரல் அவேர்னஸ்ல நீ ஏதாவது யாரையாவது இடிச்சிட்டீங்கன்னா நீ என்ன சொல்லணும் I will speak only when my lawyer comes அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே உட்காந்துக்கணும் நம்ம வாயை ஒன்று திறக்கக்கூடாது அப்படிலாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா so what is your human right and how how you can see that your rights are ensured இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் ஹியூமன் ரைட்ஸ் நம்மளோட உரிமைகள் என்ன நம்ம மற்றவங்கள அதுதான் சொல்லுவாங்கல்ல நம்ம நம்ம கையில் உள்ள கொடை வந்து அடுத்தவங்களோட உடம்பு தொடுற வரைக்கும் தான் நம்மளோட உரிமை அதை மீறிச்சுன்னா நம்ம உரிமையை மீறிட்டோம்னு அர்த்தம் ஸோ நம் அதே மாதிரி மற்றவங்களோட உரிமையில நம்ம எவ்வளோதான் நம்ம சில பேர் பார்த்தீங்களா ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி வச்சிருப்பாங்க so how best is this human rights exhibited இதெல்லாம் தான் இந்த ப்ரோக்ராமில் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் தான் இருக்குது ஸோ இந்த படிப்பு வழக்கமான கடமையின் ஒரு பகுதியாக தினசரி மக்களுடன் தொடர்பு கொள்ளும் தொழில் வல்லுநர்களையும் தொழிலாளர்களையும் உணர்த்துவதற்கும் கல்வி கற்பதற்கும் குறிப்பாக வடி வடிவடை வடிவமைக்கப்பட்டுள்ளது so it has been design specifically to sensitise and educate professionals and workers who as part of the routine duty interacted with the masses daily so இதில் besides general student specific target student அதாவது law enforcement personnel police army paramilitary forces and function functionaries of the lower judiciary and administrative officers primary school teachers NGO பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்கல்ல man in uniform or people in uniform அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள தான் இந்த போலீஸ் ஆர்மி பேராமிலிட்ரி இப்போ பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அவங்களாம் கூட சொல்லலாம் so what are the rights இப்போ நம்ம இவங்கள எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிஃபார்ம் வாழ்க்கையும் இருக்கு ஒரு சிவிலியன் லைஃப்பும் இருக்குது ஸோ நம்மளோட ஹையர் எஜுகேஷன் நம்மளோட வேலையை திறம்பட செய்யறதுக்கு இந்த ஹியூமன் ரைட்ஸ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் ஸோ யாராவது நீங்க டீச்சரா இருக்கீங்க நீங்க ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்ல இருக்கீங்க ஒரு ஜுடிஷியர்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு பகுதியில நீங்க ஒரு திறம்பட செய்யற ஒரு நபரா இருக்கீங்க நீங்க போலீஸ்ல இருக்கீங்க ஆர்மியில இருக்கீங்க பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்ல இருக்கீங்க so all of you have to just do this course so that you are benefited இந்த படிப்பு பொது மாணவர்களை தவிர குறிப்பிட்ட இலக்கு குழுகளில் சட்ட அமலாக்க பணியாளர்கள் போலீஸ் இராணுவம் துறை இராணுவ படைகள் மற்றும் கீழ் நீதித்துறை மற்றும் நிர்வாக அதிகாரிகள் தொடர்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் செயல்படுறவங்களுக்கும் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ப்ரோக்ராமு இந்த ப்ரோக்ராம் எது பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா certificate in human rights so in preparing the course material special care has been taken to address the concerns rise by United Nations High Commissioner for Human Rights at the time of launching of the UN Decade for Human Rights Education. இந்த இது வந்து ஐநா சபை அப்படின்னு நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த பாடநெறி இந்த அதுவும் சர்டிஃபிகேட் இன் ஹியூமன் ரைட்ஸோட பாடநெறியை வந்து நாங்கள் தயாரிக்கும் போது human united nations human rights high commissioner என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சேர்த்து அதோட ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷன் அது என்ன சொல்றது அதாவது பத்தாண்டு காலத்தை வந்து அது UN decade for human rights education அப்படின்னு குறிச்சிருக்காங்க யூஎன் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஸோ அதை வச்சு நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை அதாவது நாங்கன்னு சொல்லும்போது Indira Gandhi national open university இந்த ப்ரோக்ராமை வந்து வெளியிட்டு இருக்குதுங்க ஸோ இதோட எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ten plus two or it's equivalent so நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிஜி படிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் ஏதோ வேலைக்கு போயிட்டீங்க அதுக்கப்புறம் அப்படி அப்படியே நம்ம ஏரியாலாம் டெவலப் ஆகுது பட் ஸ்டில் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜியாக இருக்கீங்க ஸோ இப்போ ஏதாவது நான் படிக்கணும் இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் ஆல்டோ eh, eh, eh, எல்லாமே இப்போ பேண்டமிக் நான் வீட்லேயே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் if I am occupied it will be nice அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சிஹெச்ஆர் கண்டிப்பாக சேரணுங்க certificate in human rights it will not only educate you but also it help you to educate others அதாவது உங்களுக்கு மட்டும் இந்த அறிவு கொடுக்காது மற்றவங்களையும் ஒரு வல்லுநராக ஆக்குறதுக்கு அது உங்களுக்கு உதவி செய்யும் இந்த ப்ரோக்ராம் இதில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் தான் இது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி தான் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தான் இந்த வழிமுறை இருக்கிறது இதில் டியூரேஷன் வந்து minimum six months maximum two years offered in both January and July cycle of admission அதாவது குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் மற்றும் அதிகபட்சம் ரெண்டு ஆண்டுகள் சேர்க்கை ஜனவரி மற்றும் ஜூலை ரெண்டுலுமே இருக்குது ஸோ இந்த ரெண்டு சைக்கிள் ஆஃப் அட்மிஷனில் நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கிறது ஜூலை admissions ono time irukudhu 31st july so you can log into www.ignu.ac.in and be benefited of how uh, by enrolling into this program certificate in human rights illa fee structure pathina 2600 for the full program vero exams ku exams ku rendu rendu subjects tha adu rendu ku mattum neenga pinnadi at the time of submitting of examination form you have to pay the examination fee ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நம்ம சேரும்போது ஒரு குறிப்பிட்ட இந்த ஏதாவது இதோட ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் என்ன இந்த தலைப்பு என்ன ஒரு டைட்டில் ஆஃப் த கோர்ஸ்க்கு என்ன இது இந்த இந்த பாடத்திட்டத்தோட மதிப்பு என்ன what is the credit of the programme and இப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து வீட்டில் ஒரு பேர் வெளியில் ஒரு பேர் இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்கும் அதாவது அது கோடாகவே இருக்கும் பாட நெறி குறியீடுன்னு சொல்லுவாங்க ஸோ அது அது என்ன அதோட பாட தலைப்பு என்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் ப பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த பாடத்திட்டம் வாட் இஸ் த பாடத்திட்டத்தோட தலைப்பு என்ன கிரெடிட் என்ன கோர்ஸ் கோடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ சிஹெச்ஆர் அப்படின்னா லெவன் அண்ட் டுவெல் இது வந்து கோர்ஸ் கோடு பாட பாடநெறி குறியீடு குறியீடு ஈடு ஸோ இப்போ வந்து டைட்டில் ஆஃப் த கோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பாடத்தின் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா human rights evolution concepts and concerns அதாவது மனித உரிமைகள் பரிணாமம் கருத்துக்கள் மற்றும் கவலைகள் இதில் உள்ள என்ன நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது நிஜமாவே எல்லாருக்குமே இருக்கு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு கேட்குறது அதே மாதிரி CHR twelve human rights in India நம்மளோட இந்தியாவில் என்ன தேவை அப்படின்னு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க இது யுனைடெட் நேஷன்ஸ் டிகேட் ஆஃப் எஜுகே ஹியூமன் ரைட்ஸ் எஜுகேஷனை சார்ந்து இதோட சிலபஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் இதை அப்டேட்டடாக அப்படிலாம் நீங்கள் கவலையப்படக்கூடாது it's really good second programme அப்படின்னு பார்த்தீங்கன்னா certificate in anti human trafficking அதாவது மனித கடத்தல் எதிர்ப்பு சான்றிதழ் நீங்கள் ரொம்ப கேட்டிருப்பீங்க இல்லையா கதையில் படிச்சிருப்போம் சில சமயம் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம் அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொன்று ஊருக்கு வேலை கிடைக்காம போயிருப்பாரு அப்புறம் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஸ்லேவ் இண்டஸ்ட்ரி அப்படியெல்லாம் இது பண்ணுவோம் நிஜமாவே அது மாதிரியெல்லாம் பண்ணி நம்ம வாழணுமா அப்படின்லாம் கூட நம்ம நினைப்போம் இல்லையா ஸோ மனித கடத்தல் எதிர்ப்பு அப்படின்றதே ஒரு இது அது மாதிரி நிறைய பேர் இப்போ புது அட்வான்டேஜஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி ஒரு ஹியூமனை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்போ தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதே மாதிரி மனித கடத்தல் எதிர்ப்பு பற்றி நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருந்து ப்ளஸ் நம்மளோட குவாலிஃபிகேஷனும் அதில் இருந்துச்சுன்னா we can help people to have a good life at the end and prevent human, uh, human trafficking and ensure that they are safe so இதோட என்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to bring about awareness and provide comprehensive understanding of the learners in anti human trafficking அதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்பற்றி மனித கடத்தல் எதிர்ப்பு பற்றி கற்பவங்களுக்கு ஒரு விரிவான புரிதலை அது வழங்கும் ஸோ ஏன் ஹியூமன் பீயிங்கை கடத்தக்கூடாது ஏன் ஒரு மனுஷனை கடத்தக்கூடாது அவங்க கடத்தினா அவங்களுக்கு என்னெல்லாம் எமோஷனல்ஸ் சைக்காலஜிக்கல் அப்புறம் ஃபிசிக்கலு அவங்கெல்லாம் அவங்கள அவங்கள எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்புறம் வந்து அவங்க அதில் அதனால தான் நம்ம வந்து இந்த கடத்துலயே நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அதெல்லாம் கூட இங்கே இந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்ல இருக்குது அதே மாதிரி to develop functional understanding and coordination amongst learners about various stakeholders agencies associated with the process of human trafficking directly or indirectly so நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மனித கடத்தல் செயல்முறையுடன் தொடர்புடைய பல்வேறு பங்குதாரர்கள் முகவர்கள் குறித்து கற்பவர்களிடையே செயல்பாட்டு புரிதல் மற்றும் ஒருங்கிணைப்பை உருவாக்குறது தான் இதோட ஒரு இந்த இந்த ப்ரோக்ராம் அதாவது certificate in anti human trafficking இந்த சர்டிஃபிகேட்டை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து அவேர்னஸ் பில்டிங் இந்த area of law policies rehabilitation and preventing aspects of human trafficking amongst the learners இப்போ நீங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சராக இருந்திருப்பீங்க சில பேர் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வீட்லேயும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான நிலமை அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்காங்க அவங்களுக்குலாம் போதுமான வருமானம் இல்லைன்னா பிள்ளைங்கள்லாம் ஊர் வீட்டை விட்டு ஓடுற மாதிரி அது மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரியெல்லாம் கூட courses for anti human trafficking so இவங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு திருப்பி அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொண்டு கொடுக்கறது எப்படி அப்படின்னா ரீஹாபிலிட்டேஷன் இவங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் லா இருக்குது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம கவர்மெண்ட் என்னெல்லாம் பாலிசிஸ் வச்சு ஒரு ஹியூமன் பீயிங்கை காப்பாற்றுது அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட இந்த ப்ரோக்ராம் உதவுங்க ஸோ கற்பவர்கள் மத்தியில் மனித க கடத்தலில் சட்டம் கொள்கைகள் புனர்வாழ்வு அதாவது ரீஹாபிலிட்டேஷன் மற்றும் தடுப்பு அம்சங்களில் விழிப்புணர்வு உண்டாக்குறதற்கு இந்த certificate in anti human trafficking will help இதில் அடுத்தது வந்து to develop practical skills for learners to engage with process of understanding rehabilitation prevention and reintegration integration of human trafficking அதாவது மனித கடத்தில் நம்ம புரிந்து கொள்ளணும் வெறும் காசு காண்டி மட்டும்தான் கடத்துறாங்களாட்ட வேற ஏதாவது ரீசன்ஸா அது மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ஒருத்தர் அது மாதிரி ஒரு ஸ்லேவாக யாரோ பிடிச்சிட்டு போகிறாங்க அவங்கள திருப்பி நம்ம மீட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு வரும்போது அவங்களோட நாட்டுக்கு திருப்பி கொண்டு வரும்போது அவங்களோட கம்யூனிட்டி சொசைட்டி அவங்க எப்படியெல்லாம் பார்க்குது அதான் சொல்லுவாங்கல்ல சில இதெல்லாம் வந்து prevention is better than cure ஏன் நம்ம சொல்கிறோம் சில நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி ஸ்கூலுக்கு போனால் ஒழுங்கா இருங்க வீட்டுக்கு வெளியில் எங்கேயும் போகாதீங்க எல்லாம் போகாதீங்க அப்படிலாம் காலா காலமாக சொல்லிட்டு இருக்கோம் பட் அதெல்லாம் தாங்க base for prevention of human trafficking இதை கூட நம்ம உண்டு நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டு இதில் கற்றுக்கொள்றதுக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக டிஸ்கஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று prepare well informed professionals those working இந்த government agencies civil societies organisation and corporate sectors about the courses and extent of human trafficking and the ways for prevention rehabilitation and reintegration அதாவது இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு தனி நபர் இப்போ பார்த்தீங்கன்னா தனி நபர் அப்புறம் அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒவ்வொரு கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் நம்ம எங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னு இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு டீச்சர் ஹெட் பிரின்ஸிபலாக இருப்போம் ஒரு ஹெட் மாஸ்டராக இருப்போம் அப்போ நம்ம ஏன் நம்ம வந்து ஸ்கூலுக்கு ரவுண்டு போகிறோம் ஏன் ஒவ்வொரு ஸ்டாஃப் மீட்டிங் போடுறோம் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் போடுறோம் ஏன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்வைஸ் பண்ணுறோம் ஜென்ரல் அசம்பிளியில் பண்ணுறோம் ப்ரேயரில் பண்ணுறோம் மாரல் கிளாஸில் பண்ணுறோம் இது மாதிரி வெளியில் போகாதீங்க யாரும் கிளாஸை விட்டு வெளியில் போகாதீங்க அது மாதிரி கிளா கிளாஸை விட்டு முடிஞ்சவொன்னே ஸ்கூல்லேருந்து நேராக வீட்டுக்கு போங்க நடுவில் அங்கேயும் நிற்காதுங்க யாராவது கூப்பிட்டாங்க கூட போகாதீங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா so all that how we are going to be focused in preventing a person by getting into a wrong hands அதுதாங்க இந்த சர்டிஃபிகேட் இன் ஆன்டி ஹியூமன் டிராஃபிங்கில் ரொம்ப ஹைலைட் பண்ணுற theoretical and practical concepts so இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேட் அல்லாட்ட ten plus two with five years of experience இந்த ரிலேட்டட் ஃபீல்ட் ஸோ நீங்கள் ஏதாவது என்ஜிஓ கவர்மெண்ட்டில் போலீஸ் பேராமிலிட்ரி அல்லாட்ட டீச்சர் அது மாதிரி ஏதாவதுல நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பட்டதாரியாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை டென் ப்ளஸ் டூ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து வருட அனுபவம் தேவை இதில் சேர்றதுக்கு இதில் medium of instruction English and Hindi so எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் ஆங்கிலம் மற்றும் இந்திய இந்தி வழியில் நீங்கள் எழுதலாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து நான் சேர்றது முன்னாடி அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்கணும் அதான் எனக்கு சேர்றதுக்கு இப்போ இஷ்டம் இல்லை அப்புறமா நான் சேரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட you can freely download the study material from Indira Gandhi national open university website by going into the e Gyan Kosh நீங்கள் வெறும் கூகுள்லேயே நீங்கள் வந்து e Gyan Kosh plus IGNOU study மெட்டீரியல்ஸ்னு போடுங்களேன் கூகுள் சர்ச்சில் கரெக்டாக கொண்டு போய் அந்த லிங்க்கில் விடுங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கோர்சஸ் வைஸ் இருக்கும் so what you have to do is you have to be in touch with the IGNOU prospectus தனியாக இக்னூ ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி அதோட கோர்சஸ் அதோட சப்ஜெக்ட் நான் அதை கோர்ஸ் கோடுன்னு சொன்னேன்ல பாட குறியீடு ஸோ அதோட அதை வச்சு நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒன்றும் ஈஸியாக கிடச்சிரும் இந்த சப்ஜெக்ட் தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து duration of the programme minimum வந்து six months max maximum two years offered in both January and July cycle of admission so குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் மற்றும் அதிகபட்சம் ரெண்டு ஆண்டுகள் சேர்க்கை வந்து ஜனவரி மற்றும் ஜூலை இரண்டிலும் வழங்கப்படுது ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலம் உங்களுக்கு எதில் பயனடையலாம் ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றி ஒரு திறன்பட உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இதோட கோர்ஸ் ஃபீ வந்து one thousand three hundred for the full programme எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் you have to pay the fees separately at the time of submission of the application form for exam இப்போ வந்து நான் திருப்பி நான் ஏன் ஏன் ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்மளுக்கே நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும் இந்த பாடத்திட்டத்தோட விவரம் என்ன what are the programme details of this programme what are the பாடத்திட்டத்தோட தலைப்பு என்ன what are the title of the course what is the value of the என்னன்னு சொல்றது இந்த programme which I am going to enrol அதாவது வாட் இஸ் த கிரெடிட் ஒரு ஒரு பாடத்திட்டத்தின் மதிப்பு என்ன what are the course codes அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கோர்ஸ் கோடு இருக்கும் இல்லையா அது என்ன அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ பாடநெறி குறியீடு ஒரு பாட பாடத்திட்டத்தின் மதிப்பு ஒரு பாடத்தின் தலைப்பு பாடத்திட்ட விவரங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் அதுக்குள்ளே போகணும் நம்ம இப்போ யாராவது ஒருத்தரை பார்த்து உங்கள் பேர் என்ன எந்த ஊர் என்ன படிச்சிருக்கீங்க எங்கே வேலை செய்கிறீங்க எங்கே இருக்கு உங்கள் வீடு அப்படிலாம் கேட்டுட்டு தானே அவங்களோட நம்ம ஒரு ஹலோ சொல்கிறோம் இது பண்ணுறோம் இப்ப ட்ரெயின்ல கூட அது அது மா அந்த மாதிரி you have to before you enter into a programme of study you should know all this. Your programme details, the title of the course, the credit or credit will only indicate how much time you have to put into study. So if it is a higher credit course, you have to put more time to study அப்புறம் course code how each subject is indicated in the grade card or in the prospectus so uh, coming to this program details of CAHT certificate in anti-human trafficking பாடத்திட்டம் பற்றிய விவரங்களை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதில் வந்து நாலு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அதில் ஒன்று வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் ஸோ மூணு வந்து தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் டிராஃபிக்கிங் மனித கடத்தலை புரிந்து கொள்வது அடுத்தது வந்து law policies and institutional response to human trafficking சட்ட கொள்கைகள் மற்றும் மனித கடத்தலுக்கான நிறுவன பதில் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுல்ல இப்போ நம்ம ஏன் நம்ம எம்ப்ளாயீஸ் அடுத்த ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் வரலன்னா ஏன் நம்ம ஆங்ஷியஸ் ஆகிறோம் நம்மளோட கொலிகோ நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோ வரலன்னா நல்லதுதான் அப்படிலாம் நம்ம யோசிக்க மாட்டோம் இல்லையா அவங்களுக்கு என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா ஏதாவது அவங்களுக்கு தேவையா அப்படிலாம் ஏன் இது பண்ணுறோம் அதே மாதிரி ஏதோ ஒரு வேலை ஊர்லேருந்து வந்து நம்ம நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆத்தர்ல வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே அவங்கள பத்தி ரொம்ப கரிசனப்படுவீங்க இல்லையா சோ ஏன் நம்ம அது மாதிரி பண்றோம் அப்படின்னா we are we are so much caring for their welfare அதுதான் so anti human trafficking is equal to care for any individual அப்புறம் அதே மீறி நடந்து போச்சு அப்படின்றப்ப ரீஹாபிலிட்டேஷன் வரும் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறது தாங்க ப்ரிவென்ஷன் மெத்தட் ஸோ மறுவாழ்வு மற்றும் தடுப்பு ரெண்டுமே வந்து இந்த ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங்கில் two sides of the same காயின்னு சொல்கிறோம் அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ஸோ இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா four credit programme one credit pro is equal to thirty two hours of studying so நம்ம வந்து நம்ம அதை படித்தோம்னா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அங்கே ஒரு மூணு சப்ஜெக்ட்டு ஆறு மாதத்தில் கண்டிப்பாக நம்ம படிக்க முடியும் அப்படியே மீறி போச்சுன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம அந்த டைம்ல நம்ம படிச்சு முடிச்சுக்கலாம் அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இல்லைன்னா police personnel can work with anti human trafficking units அதாவது இவங்க ரெண்டு அதுதான் ஒன்று ப்ரிவென்ஷன் ஒன்று ஒன்று ரீஹாபிலிட்டேஷன் ஸோ நான் இப்போ நான் சோஷியல் ஒர்க் படிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒரு மனுஷனை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் ரொம்ப ஆக்டிவிஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லாயராக இருக்கேன் நான் வந்து ஃப்ரீயாலாம் நிறைய பேருக்கு கோர்ட் கேஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அவங்க உங்களுக்கு தாங்க இந்த programme certificate in anti human trafficking so நான் இப்போ வந்து நான் சோஷியல் ஒர்க்கில் நான் சேர்ந்து ஃபஸ்ட் இயர் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் என்ன இந்த ப்ரோக்ராம் பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா இது தொலைதூர கல்வி திட்டம் தான் இது it's not going to affect your regular studies அப்புறம் learners can work in international and national NGO legal firms related to human trafficking legal aid juvenile justice women children and disability extra சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பிடிச்சிட்டு போகிற வழியில் தே பிகம் டிசேபிள் அல்ட்டா டிசேபிள்டாக உள்ளவங்க கூட ஏதாவது கேட்ட காரியத்துக்கு கூட அவங்கள பிடிச்சிட்டு போகலாம் விமன் சில்ட்ரன் இதெல்லாம் வல்னரபிள் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பற்றி ஒரு ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த தியரிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் மூணு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு ப்ராஜெக்ட் ஸோ இதை முடிச்ச உடனே நீங்க இதுல இந்த சம்பந்தமா எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ மனித கடத்தல் தொடர்பான சர்வதேச மற்றும் தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நிறுவனங்களில் சட்ட நிறுவனம் கற்றவர்கள் இந்த இதை கற்றவங்க பணியாற்றலாம் மற்றும் சட்ட உதவி சிறார் நீதி அதாவது அது சின் சில்ட்ரன் ஜுவனைல் ஜஸ்டிஸ் அப்புறம் பெண்கள் குழந்தைகள் மற்றும் இயலாமை அதாவது டிசபிலிட்டி உள்ளவங்கள கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியாகும் நீங்கள் கேட்கலாம் எதுக்குங்க இந்த ப்ரொமோஷனல் மீட்டிங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லணும் இது இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லணும் அதாவது what is the need for continuing education தொடர்ந்து தொடர்ந்து ஒரு கல்வி தேவை ஏன் இருக்குது நிஜமாவே எல்லாருக்கும் படிச்சு முடிச்சுட்டாங்களா நான் தான் சொல்லுவாங்களே கட்டுறவங்க கட்டுறது வந்து கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்னொன்னு கூட சொல்லிப்பேங்க ராஜா அப்படின்னா அவருக்கு வந்து வெறும் அவர் நாட்டில் தான் வேற இஃப் யூஆர் எஜுகேட்டட் பர்சன்னா நீ எங்கே கட்டுறவனுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க நம்ம எவ்வளோதான் செல்வந்தராக இருந்தால் யாருக்கு மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டே இருந்தால் அட் ஒன் பாயிண்ட் ஐயோ we are not having much in our hand we have given more money to others அப்படின்னு நம்ம நினைக்க தோணும் but still if you are highly educated and you want to educate some but you are just giving your services பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியாவில் வந்து will be developing ourselves so why to continue education அப்படின்னு கேட்டிங்கன்னா various means to upgrade yourself to keep you occupied to have um, your leisure time activity எல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை திறனை உயர்த்துறதுக்கும் இந்த தொலைதூர கல்வி திட்டமும் உதவும் நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருந்தாலும் உதவும் அப்புறம் வந்து அடுத்தது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்நாள் நீண்ட கற்றுதல் முக்கியத்துவம் அப்படின்னா importance of lifelong learning அதான் ட்ரிபிள் எல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம படிச்சுட்டு நீங்களே பாருங்களேன் ஸ்கூலு காலேஜ் அப்படிலாம் பசங்க எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பாங்க அது மாதிரி ஸோ ஒரு schedule of activity in our life be be if you are into an educational programme for study so அது மாதிரி அது பிரெயின் செல்ஸ் ஆக்டிவாக வைக்கிறது அப்புறம் ஜீகார்னிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ ஏதோ நம்ம பண்ணல நம்ம அதை முடிச்சிடணும் முடிச்சிடணும்னு அந்த உந்துதல் அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன சர்டிஃபிகேட் தான் முடிச்சிருப்போம் அன்னைக்கு பார்த்தா டவுனாக இருப்போம் நம்மளுக்கு வந்து அன்னைக்கு பார்த்து கிரேட் கார்டு வரும் so will be so happy to receive the grade card on a day that to when we are having so much pressure in employment set sector and we are down psychologically so all this thrill will be cost only with lifelong education and lifelong education with leading to a certification will have spin off benefits in economic sector also அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்றத விட எல்லாம் தெரிஞ்சதுக்கு ஒரு ப்ரூஃபா ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் மென்மேலும் உயர்றதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அது மாதிரி எனிவேர் எனி டைம் எஜுகேஷன் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் கல்வி அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி டிஸ்டன்ஸ் லேர்னிங் சிஸ்டம் தொலைதூர கல்வி அமைப்பு அதை கூட உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரி IGNOU as a distance education provider இந்த தொலை இந்த ப்ரோக்ராம் மூலம் அதாவது விளம்பர ப்ரோக்ராம் மூலம் தொலைதூர கல்வி திட்டம் வழங்குனராக இக்னோ எப்படி நம்மளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது இதோட அம்சங்கள் என்ன what are the features of IGNOU அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா அதாவது education at the doorstep democratise education எங்கே இருந்தனாலும் நம்ம படிச்சுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச அளவு படிச்சுக்கலாம் அப்புறம் அது சர்டிஃபிகேட் கிடைக்கும் படித்தது ஒவ்வொன்றையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா மினிமம் பீரியட் ஆஃப் ஸ்டடி இருக்குது மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஸ்டடி இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி what to study at IGNOU இக்னோவில் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் கோர்சஸ் படிக்கலாம் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் படிக்கலாம் டிப்ளமா படிக்கலாம் பிஜி டிப்ளமா பிஜி சர்டிஃபிகேட் அப்புறம் சர்டிஃபிகேட் ஸோ இளங்கலை முதுகலை டிப்ளமா பிஜி டிப்ளமா பிஜி சான்றிதழ் வெறும் சான்றிதழ் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கலாம் so W W W IGNOU dot AC dot IN இதில் வந்து நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டென் பேஜஸ் படிச்சீங்கன்னா அது இண்டெக்ஸ் அதெல்லாம் இருக்கும் so what are what is about IGNOU what are the courses on offer for various level of programmes அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த பேஜ் நம்பரை பார்த்து அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச programme it will be useful இதே மாரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா RC Cochin at IGNOU dot AC dot IN அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கண்டிப்பாக will get back to you அதே மாதிரி இந்த வென் டு அப்ளை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது எப்பொழுது நம்ம வந்து விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னா ஜூலை அண்ட் ஜான்வரி இப்போ ஜூலை சைக்கிளில் அட்மிஷன் போயிட்டு இருக்குது எப்படி விண்ணப்பிக்கிறது ஹவு டு அப்ளைனா இட்ஸ் ஒன்லி ஆன்லைன் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே டிஜிட்டல் மோடுக்கும் மாறிட்டு இருக்கோம்ல அதுவும் உங்களுக்கு உடனே ஒரு கண்ட்ரோல் நம்பர் கிடைக்கும் உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் அது அந்த control number later it will be converted into enrolment number அதெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக அது பண்ணுவேன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ஃப்ரீ டைம் நம்மளுக்கு இப்போ எல்லாருக்குமே வாட்ஸ்அப் இருக்க நம்மளுக்கு இன்டர் ஃப்ரீ டேட்டா பேக்கேஜும் நிறையா மொபைல் செட்டப்பில் கிடைக்குது ஸோ நீங்கள் ரெண்டு இது இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி அல்லட்ட ஒரு டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி பண்ணிக்கோங்களேன் அதாவது IGNOU dot AC dot IN அந்த வெப்சைட்டை போய் பார்ப்பேன் புரியுதோ இல்லையோ அதை நான் பார்ப்பேன் ரெண்டாவது IGNOU regional centre Cochin plus யூடியூப்னு போடுங்க அதில் போயிட்டு ப்ரொமோஷனல் மீட்டிங் அல்லாட்டா இண்டக்ஷன் மீட்டிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோக்ராம் நாங்கள் போட்டுருவோம் அது வந்து ரீஜனல் சென்டர் கொச்சினோட யூடியூப் சேனல் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெயில் அனுப்ப போகிறேன் RC Cochin at IGNOU dot AC dot IN எனக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்கள் என்னோட குவாலிஃபிகேஷன் இது என்னோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இது அப்படின்னா நாங்கள் definitely we will get back to you if you if you ask us to guide of what programme will be suitable for you to study so இப்போ life skill needed for education அதாவது படிப்பதற்குரிய வாழ்க்கை திறன் எல்லாம் என்ன அப்படின்னு ஏன்னா நம்ம இப்போ படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறோம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்லாம் நாங்கள் நிறையா ப்ரோக்ராம்ஸ் போட்டிருக்கோம் இன்றைக்கி கூட நாங்கள் என்ன ரெண்டு ப்ரோக்ராம் பற்றி சொன்னோம் இல்லையா certificate in human rights certificate in anti human trafficking so நீங்கள் இப்போ வந்து ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை திறன் தேவை நம்மளுக்கு ஒரு நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பேசிக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருப்போம் அது மாதிரி சமைச்சுக்கிட்டே பக்கத்துல டி பக்கத்து வீட் பக்கத்து ரூம்ல உள்ள டிவி நிகழ்ச்சியை நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நம்ம பிள்ளைங்க விளையாடு விளையாண்டு பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டே நம்ம will be doing some other work போய் அது மாதிரி பட் படிக்கணும் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா டிவி சில சமயம் பார்க்க முடியாது சில சமயம் நம்ம வெளியில் அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரோல் போகிறது அது முடியாது கொஞ்சம் கூட நேரம் தூங்கணும் அப்படின்னு கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் so you have to be honest to yourself when you want to continue your education அப்படின்னா என்ன இப்போ எனக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது நீங்கள் நீங்கள் ஆஸ் யூ க்ரோ ஓல்டு இல்லையா நீங்கள் நம்ம பார்த்துருக்கலாம் அதாவது ஸ்கூல்லலாம் படிக்கும்போது எவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் காலேஜில் அதே தான் நம்ம ஒரு வேலைக்குன்னு வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா நம்ம மேலேயே எல்லா பொறுப்பும் நம்ம கிட்டே இருக்கும் நம்ம மற்றவங்களையும் பாத்துக்கணும் நம்மளையும் பாத்துக்கணும் நம்ம வேலையும் பாத்துக்கணும் பிளஸ் நம்ம வந்து இந்த எஜுகேஷனையும் படிச்சு நம்மளை வந்து ஒரு நம்மளோட ஒரு நிலையான ஒரு எஜுகேஷனை வந்து தரம் பட உயர்த்திக்கிட்டே இருக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இது பண் சாக்ரிஃபிஷியலா ஏதாவது ஒரு டைமை நம்ம ஒதுக்கி வைக்கணும் so you should be honest first of all if you want to study that is a life skill needed for education அடுத்தது வந்து take one day at a time ஒரு நேரத்தில் ஒரு நாளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க சில சமயம் இன்னைக்கு உட்காந்து அடுத்த வருஷத்தை யோசிச்சோம்னா definitely it be too long and too uncertain ஏன்னா வாழ்க்கையே வந்து அதான் சொல்லுவாங்கல்ல சேஞ்ச் மட்டும்தான் ஒன்றே ஒன்று கான்ஸ்டன்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரியவங்க அது உண்மைதாங்க நம்ம வாழ்க்கையில change is the only constant factor மற்றதெல்லாமே நம்ம யோசிக்கணும் so take one day at a time ஒரு நாளில் நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் எஜுகேஷனுக்காண்டி இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் சேர்ந்துட்டீங்களா ஒரு பேஜ் கூட படிக்க முடியுமா அல்லட்ட சர்ஃபுன்னு சொல்லுவாங்க சும்மா அப்படி இப்படி நியூஸ் பேப்பரை திருப்புற மாதிரி ஒவ்வொரு பேஜும் திருப்பி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கறது so take one day at a time when it comes to education அடுத்தது do not worry about tomorrow many times இல்லையா எஸ்பெஷலி எக்ஸாம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணும்போது நாங்கள் பொதுவாக வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மூணு மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் வந்து we will be holding so at that forms எல்லாம் சப்மிட் பண்ணுறதுக்கு last date so in other words last டேட்டுக்கு அப்புறம் மூணு மாதம் கழிச்சு தான் எக்ஸாம்ஸே நடக்கும் ஐயோ நம்ம எக்ஸாம் மூணு மாதம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னைக்குரிய டெட்லைனை we won't be able to meet so நாளைய பற்றி கவலைப்படாதீங்க when you want to fulfil eligibility criteria for today அடுத்தது வந்து think of the spin off benefits அதாவது இந்த படிப்பு மூலம் கிடைக்கும் நன்மைகளை பற்றி சிந்திங்க நான் நான் இப்போ வந்து நீங்கள் டீ எல்லாம் உங்கள் மற்ற காரியம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் சொல்லலாம் இது படித்தோம்னா what will be the advantage அதான் நம்ம சொல்லுவோம்ல யாருக்காவது காசு இல்லைன்னா மற்றவங்க எல்லாரும் கொடுத்து அவங்கள பணக்காரங்களா ஆக்கிடலாம் யாராவது ஒருத்தவங்களுக்கு டிகிரி இல்லைன்னா மற்றவங்களாம் அவங்கவுங்க டிகிரியை கொடுத்து உங்களை உங்களை வந்து படித்தால காட்ட முடியாது சிம்பிளாக சொல்ல போடணும்னா அப்படி தானே அதாவது if you do not have money others can give some some money and then make you rich but if you are not having any degree nobody can give their degree and make you as educated person so for your education you have to study so think of the spin of benefits how linking with your current profile linking with your current employment status and the social status later in life and also the economic benefits from it so if you want further details, please contact RC Cochin at ignu.ac.in. And uh, this uh, you the YouTube program uh, of, uh, or the YouTube channel of Indira Gandhi National Open University Regional Centre Cochin அதோட லிங்க்கையும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் அதில் வீடியோஸ் கடையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் சேர்ந்து படிங்க இன்னொன்று ஒரு ப்ரோக்ராமோட நாங்கள் சேர்ந்து உங்களை பார்க்குற வரைக்கும் we wish you all the best ஒரு டேக் ஹோம் மெசேஜோ ஒரு சின்ன குட்டி ஒரு தாட்டோட நாங்கள் இதை முடிக்க போகிறோம் எல்லாம் செஞ்ச சல்சாமியும் will be satisfied and uh, sometimes only others will be satisfied and there are certain activities which will satisfy us and also others அதனால தான் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க establish the work of our hands for us அப்படின்னு சொல்லணுமா நம்ம விஷ் பண்ணும்போது அதாவது ஒரு அது வந்து ஒரு ராஜா சொல்லியிருக்காரு he was very specific in our set establish the work of our hands for மீன்னு சொல்ல தன்னலமாக சொல்லலை நான் செய்யிட்டு கையிட்டு செய்கிற காரியத்தை எனக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லலை அதே மாதிரி அவர் ரொம்ப தன்னை மறந்துட்டு மற்றவங்கள மட்டும் யோசிக்கல அதாவது establish the work of a hands for அதர்ஸும் சொல்லலை அவர் என்ன சொல்றாரு establish the work of hands for us அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம படிக்கும் போது நம்ம வேலை செய்யும் போது அல்லாட்ட நம்ம ஏதோ ஒரு காரியத்துல we are engage that is whether with education or employment or any other activities we are doing the work of our hand should be beneficial both for the doer and for the others அதாவது நம்ம என்ன செய்ய முற்படுறோமோ படிக்கும் போதோ வேலை செய்யும் போதோ அல்லாட்ட ஏதோ ஒரு காரியத்துல நம்ம ஈடுபடும் போது அதுல நம்மளோட அவுட்புட் அதாவது நம்ம செய்யற கையிட்டு செய்யற காரியம் நம்மளுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் ஸோ இந்த தாட்டோட அதாவது எங்க கையிட்டு செய்யற காரியத்தை எங்களுக்கும் எங்களுக்கு அப்படின்னு பார்த்தா பொதுவா சொல்லியிருக்காங்க அதாவது establish the work of a hands for us in the thought order in nanga indha nigelchi munirevi seirom so we were talking about certificate in human rights and certificate in uh, anti human trafficking of Indra gandhi national open university and this program was from Indra gandhi national open university cochin regional center Thank you.